பூச்சி தங்கச்சி அள்ளி மலர் கொடி அங்கதமே ஒட்டார ஒட்டார சந்தனமே உள்ள மலர் கொடி முத்தாரமே எங்கூரு எங்கூரு குத்தாளமே துருக்க பையம்மா வெத்தல மட்டையம்மா சுமந்த கையம்மா நத்தல முட்டையம்மா தாயம்மா தாயம்மா என்ன பண்ணமாயம்மா பள்ளியம்மா வேறாண்டி தங்கதிய கூட கொடுத்தானே பூர்வ குடி கம்மங்கர காணி எல்லாம் பாடி திரிஞ்சானே ஆதி குடி நாய் கறி பூனைக்கும் தான் இந்த ஏடி குளம் கூட ಒಪ್ಪನ ಯಾದಿ ಮೈಲಿಕ್ಕಿ ಪಚ್ಚೆಯ ಪೂಸು ಕಾಸಿಕ್ಕಿ ಕುಚ್ಚಿ ಆಡಿಕಿನ ಪುಟ್ಟಿಕ್ಕಿ ఆడబట్ట మక్క అరకుంటే ఎట్టుకార దేవతని సుక్క మినుతు నాట్టుకార అతటి కరు పట్టి భూతంగోడు మన్ను చెట్టి ఆచారం మూడు గట్టి ఆరోగ్య జన గర్భిక జన జనకి జన mommy.